நான்கு பக்க கடிதம் எழுதி வைத்துவிட்டு கன்னட தொலைக்காட்சி சீரியல் நடிகை சவுஜன்யா தற்கொலை செய்து கொண்டார் கன்னட தொலைக்காட்சி சீரியல் நடிகை சவுஜன்யா பெங்களூரு அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை மின்விசிறியில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் சவுஜன்யா கன்னட படத்திலும் பணியாற்றியுள்ளார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவரது வீட்டில் இருந்து ஆங்கிலம் மற்றும் கன்னடத்தில் எழுதப்பட்ட நான்கு பக்க கடிதத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அந்த கடிதத்தில் உடல்நலக் குறைவாலும் சினிமா துறையில் தற்போதைய சூழல் காரணமாகவும் கடந்த பல நாட்களாக சிரமப்பட்டு வந்துள்ளார் இத்தகைய சூழ்நிலையில் இந்த முடிவை எடுப்பதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை என்று சவுஜன்யா குறிப்பிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி ஆகிய மூன்று தேதிகள் எழுதப்பட்டுள்ளன இதில் இருந்து சவுஜன்யா மூன்று நாட்களுக்கு முன்பே தன் உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள முடிவு செய்ததாக போலீசார் கருதுகின்றனர்